வணக்கம் சிவோம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா சிவராத்திரி விரதம் சிவராத்திரி விரதம்னா என்ன சிவராத்திரி விரதம் எப்படி இருக்கணும் சிவராத்திரி விரதம் இருக்கிறனால என்னென்ன பேர் பெறலாம் சிவராத்திரி விரதம் இருந்து பேர் பெற்றவங்கள்லாம் யார் யார் சிவராத்திரி விரதத்தை பற்றி பேசுகிற நூல்கள் என்னென்ன அப்படின்றத நம்ம இன்றைக்கி வீடியோவில் ரொம்ப தெளிவாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது சிவராத்திரி விரதம்னாவே எல்லாருக்கும் இரவு முழிச்சு இரவு முழுக்க கண் முழிச்சு இருக்கணும் அப்படின்றது தெரியும் ஆனால் சில பேருக்கு தெரியாது உடம்பு மட்டும் முழிச்சிருந்தா பத்தாது ஆன்மாவும் முழிச்சிருக்கணும் அதுவும் இல்லாமல் உடம்பும் ஆன்மா ரெண்டுமே வந்து இறை சிந்தனையிலேயே லைத்து இருக்கணும் அப்படின்றது பல பேருக்கு தெரியாது அவங்க பாட்டுக்கு முழிச்சிருந்துட்டு டிவி பார்க்குறது கார்ட்ஸ் விளையாடுறது அப்படி விளையாடுவாங்க அப்படி இருக்கிறதுனால சிவராத்திரி விரதம் முழுமையான பலனை வந்து தராது அப்படின்றது தான் ஐதீகம் அது மட்டும் இல்லாமல் நான்கு சாம பூஜைகளில் கலந்துக்கணும் அப்படி இல்லைன்னா வீட்டிலையே செய்யணும் அப்படின்றது ஒரு ஐதீகம் இந்த சிவராத்திரியை பற்றி என்னென்ன நூல்கள் பேசுது அப்படின்னா கருட புராணம் அக்னி புராணம் கந்த புராணம் பத்ம புராணம் அருணாச்சல புராணம் சிவராத்திரி புராணம் இந்த மாதிரி பல நூல்கள் பேசினாலும் இந்த மகா சிவராத்திரியை பற்றி ரொம்ப தெளிவாக பேசுகிற நூல் என்ன அப்படின்னா மகா சிவராத்திரி கற்பம் அப்படின்ற நூல் தான் இதை எழுதினவது யார் அப்படின்னு பார்த்தோம்னா வேளாக்குறிச்சி ஆதீனத்தை சேர்ந்த மறைஞான சம்பந்தர் தான் இதை எழுதியிருக்காரு இந்த நூல் வந்து முப்பத்தி ஒன்பது குரட்பாக்களாலான ஒரு நூல் இந்த நூல் வந்து எப்படி ஈசனை வழிபடணும் எப்படி விரதம் இருக்கணும் அது விரதம் இருந்தால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்றத ரொம்ப தெளிவாக சொல்லுது அப்படின்னு சொல்கிறாங்க சரி இந்த மகா சிவராத்திரி விரதம் எப்படி உருவாச்சு அப்படின்னா அதுக்கு பல கதைகள் சொல்கிறாங்க அதில் சில கதைகளை நான் இப்போ சொல்கிறேன் பார்க்கடலை வந்து கடையும் போது பொங்கி வந்த ஆழகால விஷத்தை வந்து நம்ம சிவன் வந்து தன்னோட தொண்டையில் அதாவது கண்டத்தில் தாங்கி கண்டராக வந்து மக்களுக்கு அருள் பாலித்தது இந்த நாளில் தான் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி அன்னை உமாதேவி வந்து விளையாட்டு போக்கில் ஈசனோட கண்ணை பொத்துனனால வந்த விளைவுகளை நீக்கிறதுக்காக விரதம் இருந்து ஈசன்கிட்டருந்து நிறைய பேர்கள் பெற்ற நாள் இதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் சிவனாரின் திருவடி மற்றும் திருமுடி இது ரெண்டையும் பார்க்க புறப்பட்ட திருமாலுக்கும் பிரம்மதேவருக்கும் சரியான பாடம் கற்பித்து சிவபெருமான் லிங்கோத்பவராக அதாவது ஒளி வடிவமாக தோன்றி மக்களுக்கு காட்சியளித்த நாள் இந்த நாள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அர்ஜுனன் வந்து பாசு பதாஸ்திரம் வந்து சிவன்கிட்ட இருந்து பெற்ற நாளும் இந்த நாள் தான் கண்ணப்பர் வந்து தனது கண்ணையே ஈசனுக்கு அர்ப்பணித்து மோட்சம் பெற்ற நாளும் இந்த நாள் தான் மார்க்கண்டேயருக்காக யமனை வந்து ஈசன் தண்டிச்ச நாளும் இந்த நாள் தான் பகீரதன் வந்து கங்கையை பூமிக்கு கொண்டு வந்த நாளும் இந்த நாள் தான் அப்படின்னு இந்த நாளோட புண்ணியத்தன்மையை சொல்லிக்கிட்டே போகலாம் இப்படிப்பட்ட மகத்தான நாளில் இரவு முழுவதும் சிவ எண்ணத்தோட தியானம் செஞ்சு நான்கு யாகம பூஜைகளில் கலந்துக்கிட்டு அல்லது வீட்டிலையே செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு மகா சிவராத்திரி விரதத்தினுடைய பேர் கிடைக்கும் அப்படின்னு கண்டிப்பாக சொல்கிறாங்க சரி இப்படி மகா சிவராத்திரி விரதம் இருக்கிறதுனால என்ன பலன் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு யோசிக்கும்போது இந்த மகா சிவராத்திரி விரதம் இருபத்தி நாலு வருடங்கள் நம்ம தொடர்ந்து இருந்தோம் அப்படின்னா என்னென்ன பேரெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னா பிறப்பில்லா பெருமை அடைஞ்சு நம்ம வந்து நம்மளுக்கு மட்டும் இல்லாமல் நம்மளுடைய மூவேலு தலைமுறைகளும் நற்கதியை அடைவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவராத்திரி புராணம் வந்து சொல்லுது இது மட்டும் இல்லாமல் மகா சிவராத்திரி விரதம் இருக்கிறவங்களுக்கு யமன் கூட அஞ்சுவார் அப்படின்னும் சொல்லப்படுது எல்லா யாகங்களையும் எல்லா தர்மங்களையும் எல்லா தியானங்களையும் விட சிறந்தது மகா சிவராத்திரி விரதம் அப்படின்னு சொல்கிறாங்க சரி இப்படிப்பட்ட மகா சிவராத்திரி விரதத்தை எப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம் அதுக்கும் இந்த சிவராத்திரி புராணம் வந்து சொல்லுது எப்படி இருக்கணும் அப்படின்னு இந்த விரதத்தை வந்து உரிய நெறிமுறைகளோடு கடைப்பிடிக்கணும் அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயமா சொல்கிறாங்க விரதம் இருக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நாளே ஒரு நேரம் மட்டும் சாப்பிட்டு விரதத்தை வந்து தொடங்கணும் அடுத்த நாள் காலையில் அதாவது மகா சிவராத்திரி அன்னைக்கு காலையில் குளித்து திருநீர் வச்சுக்கிட்டு சிவனை போய் தரிசிச்சுட்டு எந்நேரமும் சிவ சிந்தனையோடு தேவாரம் திருவாசகம் போன்ற சிவன் பற்றிய நூல்களையே படிச்சுட்டு அன்னைக்கு முழுக்க கண் விழித்து நான்கு ஜாமங்களிலும் சிவ வழிபாடு செஞ்சு முடிஞ்சவங்க சிவாச்சாரியார்களை வச்சு வீட்டிலையே யாகம் செய்யலாம் முடியாதவங்க பக்கத்தில் இருக்கிற ஆலயங்களில் நடக்கிற பூஜைகளில் கலந்து கொள்ளலாம் இந்த மாதிரி அன்னைக்கு முழுவதும் சிவ சிந்தனையோடையே இருக்கணும் அடுத்த நாள் காலையில் திருப்பி குளிச்சுட்டு திருநீர் அணிந்து சிவாச்சாரியார்களோட உணவு உண்டு இந்த மகா சிவராத்திரி விரதம் விரதத்தை முடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி மகா சிவராத்திரி விரதம் இருக்கும்போது நான் கோவிலுக்கு போனேன் ஆனால் அங்கே கூட்டமாக இருந்தது சிவனை வந்து தரிசிக்க முடியலை அப்படின்னு யாரும் வந்து மனசு நொந்து போக வேண்டாம் ஏன்னா அந்த அன்னைக்கு கோவிலுக்கு போய் சிவன் சன்னதிக்கு பக்கத்தில் உட்காந்து அந்த ஐந்தெழுத்து மந்திரத்தை மனசால் ஓதி வந்தாவே ஒரு வருஷம் தொடர்ந்து சிவபூஜை செய்த பலன் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை இல்லை எங்களால் கோவிலுக்கே போக முடியாது நாங்கள் கொஞ்சம் உடம்பு சரியில்லாதவங்க இல்லை எங்களால் எங்கள் சூழ்நிலை போக முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க இல்லாமல் வீட்டிலையே து ருத்ராட்ச மாலையை வச்சு சிவனின் ஐந்தெழுத்து மந்திரத்தை ஓதி வழிபடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க வீட்டில் இருக்கிற சிவன் படத்துக்கோ இல்லை சிவலிங்கத்துக்கோ வில்வ இலைகளை வச்சு அர்ச்சித்து தெரிஞ்ச பாடல்களை பாடி சிவனை வழங்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க நம்மளுக்கு முடிஞ்சதை நெய்வேத்தியமாக படைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ கடவுள் வந்து என்ன நம்ம செய்கிறோம் அப்படின்றத வந்து பார்க்கறது கிடையாது எவ்வளோ ஆடம்பரமாக செய்கிறோம் சிவ பூஜைகளை அப்படின்னு பார்க்குறது கிடையாது எப்படி செய்கிறோம் எவ்வளோ ஆழ்ந்த பக்தி பக்தியோடு செய்கிறோம் அப்படின்றத தான் வந்து சிவன் பார்ப்பார் அப்படின்னு புராணங்கள் சொல்கிறது இந்த சிவராத்திரி விரதம் இருக்கிறது ரொம்ப அழகாக சொல்கிறாங்க என்ன அப்படின்னா நம்மளுடைய உள்ளத்தை வந்து மலரணும் இறைவனை அடைய வந்து இந்த சிவராத்திரி விரதம் ஒரு நார் மாதிரி பயன்படும் அப்படின்னு ரொம்ப அழகாக வந்து சொல்லியிருக்காங்க நம்ம ஜீவாத்மா பரமாத்மாவோட இணையை வந்து இந்த மகா சிவராத்திரி விரதம் ரொம்ப ரொம்ப ரொம்ப உதவி பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க ஜீவன் வந்து சிவனோட லைத்திருப்பதே சிவராத்திரி நாளின் சிறப்பம்சம் அப்படின்னு சொல்கிறாங்க நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமை பொழுதும் என் நீஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க இப்படி சிவனை ஜபிக்கும் போதே உடல்லையும் உள்ளத்துலேயும் ஒருவித பரவசம் ஏற்படுவதை நம்ம இல்லைன்னு சொல்லவே முடியாது இந்த பரவச நிலையை மகா சிவராத்திரி அன்னைக்கு அடையும் போது நம்மளுக்கு இன்னும் பல பேர்கள் கிடைக்கும் அப்படின்னு ஐதீகம் இந்த மாதிரி மகா சிவராத்திரி விரதம் இருக்கிறது மனிதர்கள் மட்டும் இல்லை முருகப்பெருமான் சூரியன் இந்திரன் யமன் அக்னி குபேரர் இவங்க மட்டும் இல்லை பிரம்மதேவனும் மகா சிவராத்திரி விரதம் இருந்திருக்காரு அதனால தான் வந்து சரஸ்வதி தேவியே அவங்களுக்கு மனைவியாக கிடச்சிருக்காங்கன்னும் ஸ்ரீ மகாவிஷ்ணுவும் வந்து மகா சிவராத்திரி விரதம் வந்து இருந்திருக்காங்க அதனால தான் அவர் சக்கராயுதத்தையும் ஸ்ரீ மகாலட்சுமியையே அவங்க மனைவியாகவும் பெற்றாங்க அப்படின்னு புராணங்கள் சொல்லுது மகா சிவராத்திரி அன்னைக்கு இரவில் உலகத்தில் உள்ள அனைத்து லிங்கங்கள்லேயும் சிவபெருமான் தோன்றி அருள்பாலிக்கிறார் என்பது ஐதீகம் அதனால் அன்னைக்கு வந்து நம்ம சிவபெருமான வழங்கணும் அப்படின்னா நம்ம நினைச்சது நடக்கும் வழிபட்டது கிடைக்கும் அப்படின்றதும் ஐதீகம் ஒருத்தவர் தெரிஞ்சோ தெரியாமலோ சிவராத்திரி அன்னைக்கு கண் விழிச்சிருந்தா கூட அந்த பேரில் பாதி பேர் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னும் சொல்கிறாங்க இப்படிப்பட்ட இந்த புண்ணிய தினத்தில் இரவு முழுக்க கண் விழித்து நான்கு ஜாம பூஜை செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக மஹா சிவராத்திரியோட புண்ணியம் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி அந்த நான்கு ஜாம பூஜைனா என்ன அப்படின்றத இப்போ நம்ம தெளிவாக பார்க்கலாம் முதல் ஜாமம் அதாவது மாலை ஆறு பதினைந்து மணி முதல் இரவு ஒன்பது இருபத்தைந்து மணி வரை இந்த காலத்தில் வந்து சிவனுக்கு பஞ்சகவி அபிஷேகம் சந்தன பூச்சு வில்வம் தாமரை அலங்காரம் பச்சை பயிறு பொங்கல் நிவேதனம் அப்படின்றத வந்து நம்ம செய்யணும் இந்த முதல் ஜாமத்தை வந்து ரிக்வேத பாராயணம் அப்படின்னும் சொல்லுவாங்க இரண்டாவது ஜாமம் அதாவது இரவு ஒன்பது இருபத்தி ஐந்து மணி முதல் நள்ளிரவு பன்னெண்டு முப்பத்தி நான்கு மணி வரை இதை வந்து இரண்டாம் ஜாமம்னு சொல்லுவாங்க இந்த நேரத்தில் சர்க்கரை பால் தயிர் நெய் கலந்த ரவை பஞ்சாமிர்த அபிஷேகம் பச்சை கற்பூரம் பன்னீர் சேர்த்து அரைத்து சாத்துதல் துளசி அலங்காரம் வில்வம் அர்ச்சனம் செய்ய வில்வம் வைத்து அர்ச்சனை செய்ய வேண்டும் பாயாசத்தை வந்து நிவேதனமாக செய்யணும் இதை வந்து யஜுர்வேத பாராயணம் அப்படின்னும் சொல்லுவாங்க மூன்றாம் ஜாமம் அதாவது நள்ளிரவு பன்னிரெண்டு முப்பத்தி நான்கு முதல் அதிகாலை மூன்று நாற்பத்தி நான்கு மணி வரை இந்த நேரத்தில் தேன் அபிஷேகம் பச்சை கற்பூரம் சாத்துதல் மல்லிகை அலங்காரம் வில்வம் அர்ச்சனை செய்யணும் எள் அன்னம் நிவேதனமாக செய்யலாம் இதை வந்து சாமவேத பாராயணம் அப்படின்னு சொல்லுவாங்க நான்காம் ஜாமம் அதாவது அதிகாலை மூன்று நாற்பத்தி நான்கு மணி முதல் காலை ஆறு ஐம்பத்தி நான்கு மணி வரை இந்த நேரத்தில் சிவனுக்கு கருப்பஞ்சாறு அபிஷேகம் நந்தியாவட்டை மலர் சாத்துதல் அள்ளி மலர் சாத்துதல் நீலோர் பவம் நந்தியா வர்த்தம் அலங்காரம் அர்ச்சனை சுத்தான்மம் நிவேதனம் இதை வந்து அதர்வண வேத பாராயணம்னு சொல்லுவாங்க ஒருவேளை சிவராத்திரி அன்னைக்கு முழுவதும் இரவு முழுவதும் இப்போ மக்களுக்கு இருக்கிற உடல்நிலையில் இரவு முழுவதும் எங்களால் கண் விழிச்சு வழிபாடு செய்ய முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா லிங்கோற்பவ காலமாகிய இரவு பதினொன்று மணி முதல் ஒரு மணி வரை இந்த காலத்திலாவது சிவ தரிசனம் செஞ்சு வழிபட வேணும் ஏன்னா இந்த நேரத்தில் தான் சிவன் வந்து ஜோதிலிங்கமாக தோன்றிய நேரமாக கருதப்படுகிறது ஸோ இந்த நேரத்தில் நம்ம வந்து சிவ தரிசனம் செஞ்சோம் அப்படின்னா மகா சிவராத்திரியோட பலன் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு புராணங்கள் சொல்லுது மகா சிவராத்திரியின் பின்னணிக்கு வந்து இரண்டு கதைகள் சொல்லப்படுது என்ன அப்படின்னா ஒரு வேடன் கிட்டேருந்து தப்பித்த குரங்கு வந்து ஒரு மர கிளையில் உட்காந்துருக்கு அந்த வேடன் கிளையே காத்திருந்திருக்கான் அந்த குரங்கை வேட்டையாடுறதுக்கு ஆனால் அந்த குரங்கு இரவு முழுவதும் உயிர் பயத்தில் சிவனையே நினச்சிட்டு அந்த அந்த மரம் அது வந்து ஒரு வில்வ மரம் அந்த மரத்தில் இருக்க இலைகளை பறித்து பறித்து கீழே போட்டிருக்கு அதாவது அது தூங்கிடக்கூடாதுன்றதுக்காக அந்த மரத்துக்கடியில் ஒரு லிங்கம் இருந்ததுனால அந்த பறித்து போட்ட இலைகளில் ஒரே ஒரு இலை வந்து நம்ம சிவன் மேலே விழுந்ததுனால அதையும் ஒரு அர்ச்சனையாக எடுத்துக்கிட்டு அந்த குரங்குக்கு வந்து மோட்ச பதவி அடைச்சா அடை கொடுத்தாரு அப்படின்னு சொல்கிறாங்க இரண்டாவது கதை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு புலிக்கிட்டேருந்து தப்பிச்ச வேடன் வந்து தான் இரவு முழுவதும் தூங்காமல் இருக்கிறதுக்காக அந்த மரத்தோட இலைகளை பறித்து அதுக்கு கீழே இருக்கிற அந்த லிங்கத்துக்கு வந்து உயிர் பயத்தின் காரணமாக தொடர்ந்து போட்டுகிட்டே இருந்தார் அவர் தன்னோட சுயநலத்துக்காக செஞ்ச அந்த ஒரு செயலை கூட நம்ம சிவன் வந்து மகா சிவராத்திரி விரதம்னு ஏற்றுக்கிட்டு அவருக்கு அடுத்த பிறவியில் சக்கரவர்த்தியாக பிறக்கிறதுக்கு அருள்பாலித்தார் அதாவது சித்ரபானு சக்கரவர்த்தி வந்து இப்படி தான் பிறந்தார் அவரோட முந்தைய பிறவியில் அவன் அவர் ஒரு வே வேடனாக இருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க மகா சிவராத்திரி விரதம் இருக்கிறதுனால தெரியாமல் செய்கிற பாவம் அகழ்வதோடு தெரிஞ்சே செய்கிற சில பாவங்களுக்கும் மோட்சம் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க பிரளய காலத்தில் பிரம்மனும் அவரால் படைக்கப்பட்ட அனைத்து ஜீவராசிகளும் அழிஞ்சு விட்ட நிலையில் இரவு பொழுதில் அம்பிகை உமாதேவி என்ன பண்ணாங்க அப்படின்னா பரமேஸ்வரனை நினச்சி பூஜை பூஜை செஞ்சாங்க நான்கு ஜாமங்களும் இரவு முழுவதும் ஆகம விதிப்படி அர்ச்சனை செஞ்சாங்க பூஜையின் முடிவில் அம்பிகைக்கு சிவன் வந்து அருள்பாலித்தார் அப்போ வந்து அம்பிகை அடியேன் நான் உங்களை வின் வணங்கின இந்த இரவை வந்து தேவர்களும் மனிதர்களும் தங்கள் திருநாமத்தாலேயே அதாவது சிவராத்திரி என்றே கொண்டாட வேண்டும் அப்படின்னு வேண்டிக்கிட்டாங்க நம்ம சிவனும் அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிட்டாரு அந்த நாளை தான் நம்ம எல்லாரும் சிவராத்திரின்னு இருக்கோம் அப்படின்றது புராணம் சொல்லுற கதை அந்த சிவராத்திரி அன்னைக்கு அம்பிகை கேட்டுக்கிட்டதுக்கு இணங்க சூரியன் மறைந்தது முதல் மதன் மறுநாள் காலை சூரியன் உதிக்கிற வரைக்கும் எந்தெந்த ஜீவராசிகள்லாம் சிவனை வணங்குதோ அந்தந்த ஜீவராசிகளுக்கு கேட்ட வரம் எல்லாத்தையும் கொடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் பிறப்பில்லா மோட்சம் கொடுக்கணும் அப்படின்றது அம்பிகையின் நோக்கம் சிவனும் அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவார் இந்த மகா சிவராத்திரி விரதம் இருப்பவங்களுக்கு அப்படின்றது நம்பிக்கை அப்படிப்பட்ட புண்ணியம் நிறைந்த இரவு தான் மாசி மாதம் வரும் மகா சிவராத்திரி இப்படி மகா சிவராத்திரி விரதம் இருக்கிறவங்க மேற்கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னா கோபத்தை கட்டுப்படுத்தணும் பிரம்மச்சரியத்தை கடைப்பிடிக்கணும் சிந்தையில் அமைதியாக இருக்கிறதோட சிவபுராணத்தை பாடிக்கிட்டே இருக்கணும் மற்றற்று இருக்கணும் பேராசைகளை கைவிடணும் பிறருக்கு தீங்கிழைக்கக்கூடாது இந்த விஷயங்கள்லாம் சிவராத்திரி அன்னைக்கு கண்டிப்பாக பக்தர்கள் கடைபிடிக்கணும் அப்படின்றது சிவனுடைய ஆசை மகா சிவராத்திரி விரதம் இருக்கிறவங்க சிவனுடைய பல பேர்களான ருத்ர பசுபதி நீலகண்டா மகேஸ்வரா ஹரிகேசா விரூபஷா சாம்பு சூலினா உக்ரா பீமா மகாதேவா அப்படின்ற பன்னெண்டு பேர்களை உச்சரித்து பூக்களால் அர்ச்சிக்கணும் கோயில்களில் பிரதிட்சிணமாக வந்து சிவபெருமானின் மூல மந்திரத்தை நூற்றி எட்டு முறை பாராயணம் செய்யணும் இப்படி இருபத்தி நாலு வருடங்கள் தொடர்ந்து சிவராத்திரி விரதம் இருந்தால் அவர் அவர்களுக்கு சிவன் வந்து மோட்சம் அளிப்பதோடு அவர்களோட தலைமுறைகளுக்கும் நற்கதி அளிப்பார் அப்படின்றத சத்தியமாக புராணங்கள் சொல்லுது நன்றி இந்த மாதிரி பல ஆன்மீக தகவல்களை கேட்க ஓம் ஷிவோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி ஓம் ஷிவோம்